அப்புறம் தமிழ் கூறும் நல்லுலகுக்கு ஜோதர் சரவணின் அன்பான காலை வணக்கம் இப்போ வந்து சாவி கொத்து காணாம போறது சாவி கொத்து கிடைக்கிறது இந்த மாதிரி கனவுகளை நம்ம பார்த்தா அதுக்கால பலன் கனவு பலன்களை நான் உங்களுக்கு சொல்றேன் சாவி கொத்து நம்மகிட்ட இருக்கிற மாதிரி கனவுல பார்க்கும்போது ஒருத்தர் சாவி கொத்து நம்மகிட்ட தராங்க இல்லாட்ட நம்மகிட்ட வந்து சேருது அப்படின்னா குடும்ப உறவுகள் வந்து அதிகமாகும் தொழில் மேன்மை பொருள் வசதி குடும்பத்தில் வந்து எப்படின்னா எல்லாருக்கும் அன்பு பாசம் அருமையான ஒரு இது சாவி கொத்து காணாம போது தொலைஞ்சிட்டு நம்ம தேடிட்டு இருக்கோம் பலவித கஷ்ட நஷ்டம் நம்பிக்கை மோசடி புதனுக்கே மோ